இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம் ப்ரே ஃபார் நேசமணி நேசமணிக்காக நம்ம எல்லாரும் ஒரு பத்து நிமிடம் விரைவான பிரார்த்திப்போம் அவர் நிலம் நலமும் வளமும் பெற்று நல்லா வாழணும்ன்றதுக்காக இப்போ பிரார்த்தனை செஞ்சாச்சு என்னடா முட்டாள்தனமாக இருக்குது ஏ இந்த ஏற்கனவே இந்த நேசமணி அப்படின்ற ஹேஷ்டேக் மொக்க மொக்கையான விஷயமா இருக்குது இதை ட்ரெண்ட் பண்ணுவேன் எவனே தெரியல யாரோ ஒருத்தர் போஸ்ட் பண்ண ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு இன்னொருத்தர் ரிப்ளை பண்ணி அதுக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்ணி அதுக்கு இவன் ஆன்சர் பண்ணி இன்றைக்கி மியூமிகேட்டர்ஸ் மொத்தமாக தீங்கி போட்டுட்டு இருக்கிற ரெண்டு நாளாக சோஷியல் மீடியா எல்லாமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த பேப்பர் நேசமணி இதுக்கு லூசு பையன் மாதிரி நீ என்னடா வந்துட்டு மௌனாஞ்சலி கொடுக்குற அப்படின்னு நீங்கள் கேட்டால் நான் கொடுத்த அந்த பிரேஃபர் நேசமணி மௌனாஞ்சலி அந்த பேப்பர் நேசமணிக்கு இல்லை உண்மையிலேயே எனக்கு நடந்த அனுபவத்தில் என் நண்பன் நேசமணிக்கு ஒரு உலக நான் என் லைஃப் டைமில் இது வரைக்கும் பார்த்துடாத ஒரு ஒரு நல்ல கேரக்டர் ஒரு நல்ல மனிதன் தன்னோட இருந்த இந்த சொசைட்டினால் அழிஞ்சு போன ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப நாட்களாக பல பேர் இந்த மீம் கிரியேட்டர்ஸ் வந்துட்டு தேவையில்லாத விஷயங்களை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல விஷயங்களை மறந்து போயிட்டுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நந்தினின்னு ஒரு பிள்ளை எத்தனை நாளாக கத்திட்டு இருக்கு இந்த மதுவால் நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போயிட்டுருக்கு நிறைய இளைஞர்கள் சீரழிஞ்சிட்ருக்காங்க இந்த நாடு சுடுகாடாகிட்டு இருக்குன்னு எந்த நாயும் இது வரைக்கும் அதை பற்றி பேசலை இந்த மீடியாவும் பேச மறுக்குது எந்த ஒரு meme creators social medias youngsters இன்டர்நெட்டில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஆக்டிவாக இருக்கிற யாருமே அதை பற்றி பேசாமல் இருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் முகிலனில் தொடங்கி பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி பேசாம பேசப்படாமல் இருக்குது அப்படி இருக்கிறப்ப தேவையே இல்லை அந்த பிரேஃபர் நெசம் எப்படி ட்ரெண்ட் ஆச்சு நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே நமக்கு ஒரு இன்டர்நெட் வார் நடந்துட்டுருக்கு நம்ம நம்மளை வந்துட்டு நம்மளோட இளைஞர்களை ஆக்கத்திறனை அழிக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பின்னாடி இருந்து சதி வலை பின்னப்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இப்போ நான் பேசுறதுக்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே இந்த ப்ரே ஃபார் நேச மெனி நம்மளோட பாசமான பல பேர் வந்துட்டு வாழணும் அவங்களோட வாழ்க்கை தரம் உயரணுன்றதுக்காக உண்மையிலேயே நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இன்றைக்கி மதுன்றது எல்லாரோட கைகள்லையும் இருக்குது ஒரு காலத்தில் வந்துட்டு மது அப்படின்றது மறைமுகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பொதுவெளிக்கு வந்துச்சு இன்னைக்கு இளைஞர்கள் இளைஞர்கள்னு சொல்கிறது கூட பெரிய தப்புன்னு நினைக்கிறேன் பத்து வயதுல பன்னிரெண்டு வயதுலேருந்து இன்னைக்கு எல்லா சிறுவர்களும் வந்துட்டு இந்த மதுவை பயன்படுத்துகிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து நம்ம கவர்மெண்ட் நம்ம கையில் கொடுத்துருச்சு இதனால் பல குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு பல பேர் நம்மளோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க என் கண் முன்னாடி நடந்த ஒரு விஷயம் என்னோட கல்லூரி காலங்களில் வந்து வேலை செய்கிற நாட்களில் வந்து எனக்கு நண்பனாக நெருங்கிய சகோதரனாக பார்க்கப்பட்ட ஒருத்தன் நான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் அங்கேயே வேலை பார்க்குறான் நான் அங்கேருந்து ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி இங்கே வேலை பார்க்க வரேன் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னே தெரில ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வருது கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு என்ன நடந்துச்சு ரிட்டன் ரெஸ்டின் பீஸ்க்காக ஒரு ஒரு ரொம்ப நல்லவன் இது வரைக்கும் என் லைஃப்லேயே நான் மீட் பண்ணாத கேரக்டர் எப்படி இறந்து போனான்னு சொல்லி பதவி அடித்து நான் போகும்போது பார்க்கும்போது நடந்த விஷயம் என்னென்னா அவன் குடிச்சிட்டு அவனுக்கே கான்ஷியஸில் அந்த சூழ்நிலையில் ஒரு இடத்துல இறந்து கிடந்தான் அப்படின்னு ஒரு கேரக்டர் வைஸ் தங்கமான இது மாதிரி வந்துட்டு ஒரு பையன் இருக்க முடியுமான்னு நினச்ச ஒருத்தன் வெறும் குடியினால் குடிக்க அடிமையினால இப்படி நடந்திருக்கு அப்பா அம்மா நேசமணியோட அப்பா அம்மா தயவு செஞ்சு நீங்கள் என்னை தப்பா நினைச்சிடாதீங்க நான் வந்துட்டு உங்களுக்கும் அந்த நேசமணியோட இடத்துல இருந்து தான் பேசுகிறேன் நேசமணிக்கு நடந்த விஷயம் பல யாருக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் தயவு செஞ்சு இந்த மீம் கிரியேட்டர்ஸும் தயவு செஞ்சு இந்த இன்டர்நெட் ஆக்டிவிட்டிஸும் இந்த விஷயத்த பேசுங்க இந்த மாதிரி பல நேசமணிகள் நம்ம நாட்டில் தேசத்தில் வந்துட்டு காக்கப்பட வேண்டியவங்க இருக்காங்க அதனால் உண்மையிலேயே ப்ரே பண்ணுங்கள் இந்த மாதிரி நேசமான பல பேருக்காக நம்ம நேச மெனிக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ட்ரெண்டாக்கி நம்ம தேசத்தை நாசமாக்கிறதுக்கு பதிலாக உண்மையிலே உணர்வுபூர்வமான ஆக்கப்பூர்வமான தேவையான விஷயங்களை ட்ரெண்டாக்குங்க இந்த ப்ரே ஃபார் நேசமணி மணி இப்போது திரும்ப ப்ரே ஃபார் நேசம் மினியாக மாறணும் இது ஒரு ஒரு ஆக்டிவ் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ட்ரெண்ட் ஆக்குங்க ப்ரே ஃபார் நேச மெனி எதனால நம்ம தேசம் அழிஞ்சிட்டு இருக்குன்றத மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க இதுதான் சரியான தருணமாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் இந்த ப்ரே ஃபார் நேச மணியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ப்ரே ஃபார் நேச மணியும் கொண்டு வந்து சேருங்க இதுதான் என்னோட சின்ன வேண்டுகோள் சின்ன வேண்டுகோள் இல்லை பெரிய வேண்டுகோள் இதை வந்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பட் மீம் கிரியேட்டர்ஸ் தயவு செஞ்சு ஆக்டிவான விஷயங்களை மட்டும் ட்ரெண்ட் ஆகுங்க விளையாட்டுக்கு சோஷியல் மீடியா நிறைய விஷயங்கள் பேசப்படுது ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரெண்ட் போது இளைஞர்களோட ஆக்கப்பூர்வமான திறன்கள் எல்லாம் அழிக்கப்படுது தயவு செஞ்சு இனி நீங்கள் பேசுகிற ஒரு விஷயம் நம்ம தேசத்துக்கு நல்ல நல்லதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கணும் நன்றி